ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாவில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க அது ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு சாரியை பார்த்துடலாம் sari number eight six three first நம்ம பார்க்குறது சிங்கிள் கலர் சாரீங்க body of sari pallu blouse எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீ பியூர் சில்க்குங்க வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரிங்க டெஸ்டட் ஜரி அண்ட் பார்டர்லெஸ்ல இருக்கக்கூடியது கோல்டு டெஸ்டட் சரியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சரி கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க சில்க் மார்க் டேக் வந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து இந்த பியூரிட்டி வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய suggestion sari number eight six four இதுவுமே சிங்கிள் கலர் சாரீ தான் இந்த எயிட் சிக்ஸ் ஃபோருடைய கலர் ப்ளூ கலர் இதுக்கு முன்னாடி பார்த்த எயிட் சிக்ஸ் த்ரீ வந்து டபுள் ஷேடு ராமர் க்ரீனில் டபுள் ஷேடில் வரும் eight six four blue colour இதுவும் சிங்கிள் கலர் சாரீ தான் சாரியுடைய price six thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number eight six five இதில் வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக வருங்க colour pinkish orange body of sari beige colour ஒரே பேட்டர்னில் இருக்கிறது தாங்க ஃபஸ்ட்டு டூ சாரீஸ் மட்டும் சிங்கிள் கலரில் வரும் மற்ற ஒரு ஃபைவ் சாரீஸுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸ் வரக்கூடியதுங்க வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு மெசேஜஸாக நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் அது ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கே ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம் sari number eight double six body of sari pink colour bright பிங்க்ல இருக்குது பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் கிரே கலர் கிரேங்கிறதுனால black and white combination so black colour thread வந்து சேரீயில் அதாவது பல்லு அண்ட் ப்ளவுஸில் வந்து விசிபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபஸ்ட்டே பே பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் சாரியோடைய நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட் பல்லுவன் ப்ளவுஸ் பேஸ்டல் க்ரீனில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி பீச் கலரில் இருக்குது கொஞ்சம் பிங்க் மிக்சிங்கில் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிக் புட்டாக இருக்கக்கூடியது அண்ட் ஒரே மாதிரி ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு நம்பர் ஆஃப் சாரீஸ் பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க sari number eight six eight பல்லுவன் blouse golden yellow body of sari yellow and beige மிக்சிங்கில் இருக்குங்க எல்லா சாரியிலுமே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 மார்க்ஸ் இருக்குங்க அதுக்குமே ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீ வந்து eight six nine body of sari red கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் கோல்டன் எல்லோ கலர்லேயும் இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோடு தான் வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்